ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் சமோசா பண்ண போகிறோம் இதுக்கு வேண்டிய சமோசா ஷீட்டும் வந்து இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இதுக்கு வந்து ஸ்டஃபிங்க்கு கொஞ்சம் சிக்கன் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுக்கலாம் ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வேணும்னா அரை கப் மைதா அரை கப் கோதுமை கூட எடுத்துக்கலாம் இதில் நான் உப்பு போட்டுட்டேன் கொஞ்சம் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் இதை வந்து நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம் இந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் வந்து கலக்கிற மாதிரி நம்ம பசஞ்சிக்கலாம் இது நான் ஒரு கப் மாவில் செய்கிறேன் உங்களுக்கு நிறையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து மாவு எடுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க நான் ஜஸ்ட் காட்டுறதுக்காக தான் செய்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பிரெட் க்ரம்ஸ் மாதிரியே இருக்குது இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து ஊற்றி கொஞ்சம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா வந்து சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பசஞ்சிக்கலாம் இப்போ இது மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டோம் இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் சிக்கன் அரைச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் வெங்காயம் போடுறேன் ஒரு பெரிய வெங்காயம் இந்த வெங்காயம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து இஞ்சி பூண்டெல்லாம் இதில் போட்டிருக்கோம் நம்ம சிக்கன்லேயே அரைச்சிட்டேன் அதனால் அதை அப்படியே போட்டுக்கலாம் நம்ம அரைச்சது நல்லா ட்ரையாக வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் நான் வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல இதை வந்து அப்படியே வந்து நம்ம வதக்கிடலாம் அரைச்சதுனால நல்லா வந்து உங்களுக்கு வந்துடும் அனல் குறைச்சிக்கோங்க இதில் நம்ம மசாலாலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் மிளகாய் ரெண்டு போட்டிருக்கோம் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன் கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சாட் மசாலா இப்போ இதில் வந்து நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகட்டும் இப்போ ட்ரையாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து இந்த இருக்கிற வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது அதெல்லாம் போட்டோம் நல்லா ட்ரை ஆகிடட்டும் இப்போ இது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சமோசா ஷீட் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் இப்போ கிச்சன் டாப் மேலே கொஞ்சம் வந்து மைதா போட்டுக்கலாம் இப்போ இதை இந்த மாவை வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் எல்லாம் ஒரே சைஸ் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு திரட்டிக்கலாம் ஒன்றுன்னா வந்து திரட்டி வச்சுக்கலாம் எல்லாம் ஈக்குவல் சைஸில் நம்ம செஞ்சுக்கலாம் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஆறு ஷீட்டும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு போடுற ஷீட்டில் வந்து கீழே எண்ணெய் போட வேண்டாம் இப்போ இது மேலே வந்து நல்லா எண்ணெய் ப்ரஷ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக இது மேலே வந்து நம்ம மைதா வந்து போட்டுக்கலாம் இப்போ இன்னொரு ஷீட்டை வந்து இது மேலே போட்டுக்கலாம் இல்லை எண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ இது மேலே வந்து நம்ம மைதா போட்டுக்கலாம் இப்போ இந்த மைதாவையும் வந்து இது மாதிரி தேய்ச்சி விட்ருங்க அதே போல் இன்னொரு ஷீட்டும் வந்து நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு மேலே வந்து இப்போ நான் என்கிட்ட ஆறு ஷீட் இருக்குது நீங்கள் இன்னொரு ஷீட்டு நிறையா பண்ணிங்கன்னா நாலு கூட போட்டுக்கலாம் நான் இதோட விட்டுடுறேன் மூணு தான் போடுறேன் இதுக்கு மேலே நான் எண்ணெய் போடல இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மைதா போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம் அதாவது நமக்கு வந்து தின் நமக்கு ஷீட் வந்து தின்னாக வேணும் அதுக்காக தான் இது மாதிரியே செய்கிறோம் இப்போ ஸ்டவ்வில் வந்து நான் அந்த இது ஸ்டஃபிங் எனக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் தவா வைக்கிறேன் ஸ்டவ்வில் எல்லா சைடும் வந்து நல்லா செஞ்சுக்கோங்க எனக்கு தவா வந்து சின்னது தான் ரொம்ப பெருசு இல்லை அதனால் வந்து இப்போ நான் இதை தவாவில் போடுறேன் இப்போ நான் தவாவில் போட்டுட்டேன் ரொம்ப சூடாக வேண்டாம் இது கொஞ்சம் எல்லா சைடும் வந்து கொஞ்சம் அதாவது ப்ரௌன் ஆகக்கூடாது ஜஸ்ட்டு வந்து வெந்தால் போகிறோம் கொஞ்சம் இது சின்ன தவாவாக இருக்கிறதுனால வந்து நான் வேக வைக்கிறேன் எல்லா சைடும் இப்படி எல்லா சைடும் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் அதாவது இந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் இங்கேயும் வரணும் திருப்பி திருப்பி போடுங்க பாருங்க ஓரளவுக்கு எல்லா பக்கமும் அந்த ஒயிட் டாட்ஸ் வந்துச்சு இதை எடுத்துடலாம் இப்போ இன்னொரு ஷீட் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம கீழே எண்ணெய் போடாதீங்க கீழேயும் மேலேயும் வந்து எண்ணெய் போடக்கூடாது கடைசி இதுக்கு நீங்கள் எத்தனை ஷீட் வேணாலும் இது மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரு ஆறு வச்சுக்கலாம் நாலு வச்சுக்கலாம் ஆறு இருக்கிறதுனால தான் வந்து நான் மூணு மூணாக செய்கிறேன் இப்போ மேலே மாவு இப்போ இதையும் தவால போட்டு நான் எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா சைடும் வந்து நல்லா வேகிற மாதிரி வந்து திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த ஓரெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன் இந்த ஓரெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் லேயர்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நான் சென்டரில் கட் பண்ணிக்கிறேன் இப்படி நீளமாக கத்தி வச்சு பண்ணுங்க இல்லை பீஸா கட்டர் இருந்தாலும் பீஸா கட்டர்லேயும் பண்ணிக்கோங்க இப்போ ஷீட் எடுத்திங்கன்னா பாருங்கள் நல்ல ஷீட் வந்துருச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணோம் பாருங்கள் இப்போ நம்ம மூணு ஷீட் போட்டோம் இல்லையா இப்போ நீங்கள் ஆறு போட்டால் ஆறு எடுக்கலாம் இது கொஞ்சம் ஜென்டிலாக எடுத்துக்கோங்க நல்லா வரும் நம்ம வந்து ப்ரௌனாக வந்து செஞ்சிடக்கூடாது கொஞ்சம் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும் போதே வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் இதுவும் ஆறிடுச்சுன்னா நல்லா ஈஸியாகவே வரும் பண்ணு இது மாதிரி நம்ம ஷீட்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இது போல் வந்து நீங்கள் ஷீட்ஸ் செஞ்சு நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம் தேவைப்படும் போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்னொரு சப்பாத்தியும் பண்ணோம் இல்லையா அதையும் வந்து அதே போல் நம்ம செஞ்சுக்கலாம் இதே போல் நம்ம ஷீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதுவும் வந்து நம்ம பீஸ் பீஸாக இது பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுவும் வந்து இப்படி செஞ்சிங்கன்னா லேயர்ஸ் வரும் அந்த லேயர் லேயராக நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் சிலது வரலனாலும் பரவாயில்ல இது பாருங்கள் நல்ல ஷீட்ஸ் வருது பாருங்கள் இதை வந்து நம்ம தனியாக நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி எடுத்தாச்சு இதை நம்ம அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மைதாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் இதை வந்து நல்லா கலக்கிக்கலாம் ஷீட் எடுத்துக்கலாம் இது இது மாதிரி மடிச்சுக்கோங்க இங்கே கீழே ஹோல் இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க இப்போ இங்கே வந்து பேஸ்ட் போட்டுக்கோங்க இப்போ இதை பாக்கெட் மாதிரி வந்துடும் நமக்கு இதில் வந்து ஸ்டஃபிங் போட்டுக்கோங்க இப்போ இங்கே வந்து பேஸ்ட் ஏற்கனவே போட்டோம் காஞ்சிடுச்சு இதை வந்து அப்படியே மடக்கிடுங்க இப்போ இதை மடிச்சுக்கலாம் இது மாதிரி இதையும் மடிச்சுக்கோங்க பாருங்க நல்லா வந்து இங்கே ஹோல் இருக்கக்கூடாது இது போல் மடிச்சுட்டு நம்ம இந்த இந்த எட்ஜை இப்படி சென்டரில் வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதுங்க வந்து மைதா பேஸ்ட் போட்டுருங்க இப்போ இதை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பாக்கெட் மாதிரி ஆகிடும் அதில் நம்ம ஸ்டஃபிங் போட்டுட்டு அந்த எட்ஜை வந்து நம்ம அப்படியே மடித்து பேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ ஸ்டஃபிங் போட்டுக்கலாம் இதில் இந்த எட்ஜை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம சமோசாலாம் ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் வச்சாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சமோசாலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ திருப்பி போட்டுடுங்க இந்த சைடும் நல்லா வெந்த பின்னாடி கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி நம்ம எடுத்துடலாம் இப்போ எடுத்துடலாங்க நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததையும் நான் காட்டிடுறேன் பண்ணி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம சூப்பரான சிக்கன் சமோசா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்து கட் பண்ண ச ஓரங்க கூட வந்து சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் இதில் எதுவுமே வேஸ்ட் ஆகிறது இல்லை இந்த ஷீட் பண்ணும்போது நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஒரு சிம்பிள் தான் பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நம்ம செய்கிற சமோசா வீட்டில் செய்கிற சமோசா வந்து என்றைக்குமே வந்து ஹெல்த்தி ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெஷ் ஆயிலில் பண்ணுறோம் நம்ம ஹெல்த்தியாக வந்து உள்ள ஸ்டஃபிங்கும் வந்து வைக்கிறோம் அதனால் நம்ம செய்கிற சமோசா வந்து இன்றைக்கும் வந்து ஹெல்த்தி அதனால் வந்து நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஒரு சிம்பிள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்